எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க அதாவது போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய pure soft silk saris collections உடைய அப்டேட்டுங்க அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ நம்ம போடுறோங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறோம் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க இந்த சேரீ ஃபஸ்ட்டு சாரியுடைய number double three thirty three sari number thirty three body of sari background colour peacock blue கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர்லேயும் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டம் எயிட் இன்ச்சுக்கு பார்டர் வந்துடுதுங்க சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு டை டிசைன் இருக்கும் பார்டர்லையுமே உங்களுக்கு டை டிசைன் இருக்குங்க ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு பிளெயினாக வரும் இது வந்து ஃபோர் ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால திக்னஸ் நல்லாவே இருக்குங்க அண்டு ஹேண்ட்லூமேடு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடுங்க நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் sari number thirty four body of sari background colour white colour half ஒயிட்டில் இருக்குங்க அதில் பிங்க் கலரில் டிசைன் இருக்குது balloon blouse blouse ink blue colour சாரியோடைய price seven thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாதுங்க எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு கிடையாதுங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க Saree number thirty five body saree background color colour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 magenta colour next sari number forty two பல்லுவன் blouse ink blue body of sari background colour double ஷேடில் வருதுங்க அதாவது பிங்க் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் வரக்கூடியதுங்க நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் சாரீ நம்பர் ஃபார்ட்டி த்ரீ பல்லுவன் blouse magenta colour body of sari background colour grey கலருங்க மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் சாரியோடைய price seven thousand two hundred rupees ஏழாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க இப்போ எல்லாமே சில்க் ரேட்டு லேபர் சார்ஜஸ் எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சுங்க ஸோ அப்படி இருக்கும்போது சில்க் சாரியோடைய ரேட்டுமே அதிகமாகிருக்குங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே double work sari four ply thread work so அதனால் இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்கும் பல்லுவன் blouse ink blue body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடில் வருதுங்க பிங்க்கு ஸோ பிங்க்கோட ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் next sari number forty five இந்த ஃபார்ட்டி ஃபைவ்ல பல்லு அண்ட் பிளவுஸ் மெஜந்தா கலர்லையும் body of sari background colour ink blue கலர்லையும் இருக்குங்க next sari sari number forty six இந்த சாரியில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி கிரீன் கலர்லேயும் இருக்குங்க next sari sari number forty seven body of sari background colour copper sulphate ப்ளூலையும் பல்லு அண்ட் பிளவுஸ் மெஜந்தா கலருங்க சாரீ நம்பர் ஃபார்ட்டி செவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய சாரீஸ்ங்க இதை டை சாரீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நெசவு பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்டிலேயே நம்ம வந்து டை பண்ணி நெசவு பண்ணுறோங்க sari number forty eight body of sari background colour silver grey colour பல்லுவன் and blouse rani pink colour எல்லா சாரிலையுமே வரக்கூடிய பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வரும் பிளைன் அண்ட் ஆல்சோ பார்டர் வந்துருங்க உங்களுக்கு சாரியில் பாடி ஆஃப் சாரியில் எப்படி உங்களுக்கு பார்டர் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ்லையுமே வந்துருங்க next sari number forty nine sari number forty nine body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கொஞ்சம் இது வந்து லைட்டாக க்ரீன் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய எல்லோங்க இது பலூன் ப்ளவுஸ் மெஜந்தா இதில் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஃபோர் இன்ச் பார்டர் வந்துடும் ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்டர்லேயுமே இந்த சாரீஸ் அவைலபிளாக இருக்குங்க four inch eight inch and top and பாட்டமில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி அண்ட் இன் பிட்வீனில் டை டிசைன் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க sari number fifty balloon blouse magenta colour body of sari கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் ட்ரை பண்ணியிருக்கோம் டாப்பில் வந்து உங்களுக்கு குறைவான பார்டரும் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டர்னிங் ஒர்க் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் பாடியிலையுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த லைன்ஸ் வந்துருக்கும் ஸ்லாண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு அந்த லைன் இதுலன்னு பார்த்துட்டிங்கன்னா கிரே அண்ட் ஒயிட்டு தாங்க இது sari number fifty one body of sari background colour white கலர்லேயும் ஹாஃப் ஒயிட்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க இதுவும் அதே மாதிரி தான் டாப்பில் குறைவான பார்டரும் பாட்டமில் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் next sari number fifty two பல்லுவன் ப்ளவுஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேட் மாதிரி வருதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் அதாவது ரெட்டோட பிங்க் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு body of sari white and grey so இதே டிசைன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் next sari sari number fifty three body of sari background colour white colour பல்லுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் அந்த சரி பார்டரோட டெம்பிள் பார்டர் மாதிரி டிசைனும் வந்திருக்கும் sari number fifty four same design தாங்க கலர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் பியூர் ஒயிட்டு இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சாண்டில் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அதாவது ஹாஃப் ஒயிட்டில் இருக்கும் body of sari background colour half ஒயிட்டில் இருக்கும் சாரி நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் பல்லுவன் blouse magenta colour next sari number fifty five body of sari background colour blue copper sulphate ப்ளூவில் கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் சேம் அதே மெஜந்தா கலரே தான் next sari number fifty six body of sari bottle க்ரீனில் இருக்குங்க இதில் உங்களுக்கு டர்னிங் ஒர்க் மாதிரி வந்திருக்கும் கீழே பாட்டமில் டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு ஃபோர் இன்ச் பார்டர் பாட்டமில் எக்ஸ்ட்ராவாக டர்னிங் ஒர்க் மாதிரி இருக்கும் எலிஃபென்ட் டிசைன் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் இந்த பிங்க்னு பார்த்துட்டிங்கன்னா பிரைட் பிங்கோட பிளாக் மிக்சிங்ல இருக்குங்க பிரைட் பிங்கோட black mixing next sari number fifty seven same pattern தாங்க இது கலர் மட்டும் வேறு body of sari navy blue dark navy ப்ளூவில் இருக்குங்க பழுவன் ப்ளவுஸ் சேம் கலரே தான் உங்களுக்கு பிரைட் பிங்கோட பிளாக் மிக்சிங்கில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரீஸ் எல்லாமே போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க soft silk sari four ply thread ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கக்கூடியது ஹேண்ட்லூமேடுங்க கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு கட்டாயம் அனுப்புங்க சாரீ கோடு சென்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ணி அவைலபிலிட்டி சொல்ல முடியும் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒன்று இது ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்